ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி புதுசாக கூகுள் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஒன்லி கூகுள் டிப்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி கூகுள் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் நீங்கள் எங்கேயாச்சும் ரேடியோலையோ இல்லை எங்கேயாச்சும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போதோ ஏதாச்சும் ஒரு பாட்டை கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க அதை நீங்கள் திரும்பவும் கேட்கணுன்னு நினப்பீங்க ஆனால் அந்த பாட்டோட நேம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் உங்கள் மொபைலோட ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகும் அங்கே நீங்கள் ஐடென்டிஃபை எ சாங் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டரில் வாத்தி கம்மிங்ஸ் அங்கே போட்டு காமிக்கிறேன் நான் இதை வேறு மொபைல்லேருந்து தான் போட்டேன் நீங்கள் சும்மா மொபைல்லேருந்தெல்லாம் போட தேவையில்ல நீங்கள் சும்மா வாயாலேயே மியூசிக் சும்மா போட்டாலும் சரி அது கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே ஐடென்டிஃபை பண்ணிவிடும் சாங்கை ஓகே வியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்